இன்னொரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு பார்க்கலாம் இது ஸ்மூத்தியாகவும் வந்து சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு ஸ்மூத்தி பிடிக்கலன்னா இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஜூஸாகவும் குடிக்கலாம் இதுக்கு வந்து இது வந்து உடம்பில் இருக்கிற எல்லா நச்சுத்தன்மைலாம் வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஏற்கனவே வந்து நான் நாலு ஜூஸ் போட்டிருக்கேன் இது வந்து இன்னொரு ஜூஸு இதில் வந்து தேவையான பொருட்கள் வந்து மூணு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அது கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை ஆப்பிள் அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையும் பிளெண்டரில் போட்டு நம்ம வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சிட்டு அதை அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து ஜூஸ் பண்ணியும் சாப்பிடலாம் நான் இன்றைக்கி வந்து இதை உங்களுக்கு வந்து ஜூஸ் பண்ணி காட்டுறேன் நெல்லிக்காய் ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு இது வந்து உடம்புல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மையும் வெளியே கொண்டு வந்துடும் இது நான் வந்து ஏற்கனவே வந்து நாலு ஜூஸ் போட்டிருக்கேன் இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிற ஒரு ட்ரிங்க் இது நம்ம எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு கிளென்சிங் எஃபெக்ட் இதுக்கு உடம்புல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் இது வந்து நெல்லிக்காய் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது முடிக்கு ரொம்ப நல்லது தோலுக்கு கூட ரொம்ப நல்லது கண்ணுக்கு பல்லுக்கு நிறைய வந்து அதில் நற்குணங்கள் இருக்குது அதே போல் ஆப்பிள்லேயும் வந்து நல்ல ஒரு நற்குணங்கள் மெடிசினல் எஃபெக்ட் நிறையா இருக்குது அதனால் வந்து நீங்கள் இதை வந்து செஞ்சு அப்பப்போ குடிங்க இது வந்து மற்ற பாடியில் வந்து எல்லா உறுப்புகளில் இருக்கிற எல்லா கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரும் அதனால் நீங்கள் வந்து இதை கட்டாயம் வந்து வீக்லி ஒன்ஸாவது இந்த ட்ரிங்க்கை செஞ்சு குடிங்க முக்கியமாக வந்து டேண்ட்ரஃப்லாம் வராமல் தடுக்கும் அதனால் நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் இன்னும் நிறையா எங்களோட ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்